வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லெவன் ஃபார்ட்டி கிட்ட ஆகுது மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைடில் இறங்கிட்டுருக்கு ஸோ இறங்கிட்டுருக்குன்றனால நம்ம இப்போ வந்து செல்லிங் வந்து போகலாம் பட் என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ இந்த சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அதே மாதிரி என்ன மாதிரி என்ட்ரிஸ் இருக்கலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத இந்த சார்ட் உங்களுக்கு சொல்லும் இப்போ நமக்கு பாருங்கள் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இறங்கிட்டுருக்கு அப்படின்றனால நமக்கு வந்து செல்லிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால் வந்திருக்கு அப்படின்றனால கேண்டலினுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு ரெட் கலரில் வந்தோன்னே நம்ம ஜஸ்ட் இப்போ பார்த்தாலே போதும் நம்ம அந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருது ஓகே இப்போ மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இது என்ன பாயிண்டில் செல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் பார்த்தீங்கன்னா கேண்டில்லேருந்து போகுது அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா sell at thirty six thousand hundred and sixty five point நைன்டீனும் இருக்குது ஸோ இப்போ நம்ம thirty six thousand hundred and sixty ஃபைவ்ல இது நம்ம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை வந்து செல் பண்ணுறோம் நம்ம இதை டேரெக்டாக ஃபியூச்சரில் செல் பண்ணி ஃபண்ட் இருக்கவங்க அதை வச்சு ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணலாம் இல்லை நம்ம ஆப்ஷனில் நமக்கு பிடிச்ச ஆப்ஷனில் புட் ஆப்ஷன் எடுத்து அதை வச்சு ட்ரேடிங் பண்ணுறதுனால பண்ணலாம் நம்ம செப்பரேட்டாக ஆப்ஷனும் வந்து பார்க்கலாம் ஸோ ஆப்ஷன்லேயும் எங்கே வந்து என்ட்ரி கிடச்சி எப்படி போயிருக்குன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஃபியூச்சரை வந்து பார்ப்போம் ஏன்னா ஃபியூச்சரை வச்சு தான் ஆப்ஷனே வந்து மூவ் பண்ணுது ஸோ ஃபியூச்சரில் நம்ம கிடச்சிக்கிற கால் எப்படி வந்து மூவ் பண்ணுதுன்றதையும் நம்ம வந்து வந்து பார்த்துடலாம் ஸோ இந்த மாதிரி தான் அந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் கால் ஜெனரேட் ஆகும்போதே கேண்டில்னுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஜெனரேட் ஆகும் மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட் தான் buying trend selling trend so buying ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் கேண்டில் வர மாதிரி செட் பண்ணியிருக்கோம் ட்ரெண்ட்னா ரெட் கலர் கேண்டில் வர மாதிரி செட் பண்ணியிருக்கோம் ஸோ இதன் மூலிமா நம்மளால் சார்ட்டை ஜஸ்ட் இப்போ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட ஓகே இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் ரவுண்ட் சைடில் இருக்குது ஏன்னா கேண்டில்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்குது அப்படின்றத நம்மளால் ஜட்ஜ் பண்ணிட முடியும் அதே சமயத்தில் என்ட்ரி பாயிண்ட் என்ன அப்படின்றதுக்கு ஒரு லைன் போயிடுது ஸோ அந்த பாயிண்ட் என்ட்ரி எடுத்துக்கலாம் கீழே ரெண்டு ரெட் கலர் லைன் இருக்குல்ல ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டார்கெட் லைன் ஸோ இதில் நம்ம எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா thirty six thousand eighty range கிட்ட இருக்குது so thirty six seventy five தான் வந்து நமக்கு எக்ஸாக்ட் வந்து ஃபஸ்ட் டார்கெட் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் ட்ரெண்டு மாறும்போது எல்லாமே கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ஜெனரேட் ஆகும் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் மார்க்கெட் நல்ல ஒரு ஹையில் இருக்குது நிஃப்டி வந்து கண்டினியூஸாக ஏறிட்டே தான் இருக்குது பட் ஏறுறதும் சரி ரொம்ப பெருசாலாம் ஒன்று ஏறல ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு ஸோ இப்போதைக்கு நமக்கு லெவன் ஃபார்ட்டிக்கு கால் வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு செல் கால்னு சொல்லிட்டு பட் ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோ மூமெண்ட் தான் மார்க்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு hundred point two hundred point வரைக்கும் ரேலி இருந்துச்சு அதுக்கப்புறம் ரேலின்றதே இல்லை சுத்தமாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு செட்டன் ரேஞ்சில் ஒரு ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செட் ஆகிட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஒரு நூறு பாயிண்ட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்கே வந்து போய்கிட்டு இருக்கு மார்க்கெட் ரொம்பவே ஸ்லோவான ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் போகுது ஈவன் லாஸ்ட் வீக் எடுத்திங்கன்னா கூட எக்ஸ்பைரி டேயும் அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரைடேயும் ஆஃப்டர்நூன் வரைக்குமே ரொம்ப ஒஸ்ட்டாக தான் வந்து இருந்துச்சு ஸோ என்னன்னு தெரில மார்க்கெட் வந்து ரொம்ப ஹையில் இருக்கனாலையா இல்லை மார்க்கெட்டினுடைய லிக்விடிட்டி வந்து குறையுது ஏன்னா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேர் வராங்க பட் ஆல்ரெடி ரொம்ப பீக் இருக்குது ஆல்ரெடி இன்னும் பீக் வேறு போயிட்டே இருக்குது மறுபடியும் பையர்ஸ் வந்து ஃப்ரெஷ் பையர்ஸ் வந்து வரமாட்டாங்க ஸோ மார்க்கெட் கொஞ்சம் இறங்கட்டும் தான் எல்லோரும் வந்து யோசிப்பாங்க அந்த கான்செப்டில் தான் வந்து இருக்குது ஸோ அதனால தான் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நியூ ஹை போக போக மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோ ஆகிட்டே போகுது இது எதை அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் ஆகும் ஏன்னா மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் நல்லா வந்து ஏர்ன் பண்ணுவாங்க நல்லா வந்து ஈஸியாக வந்து டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ண வைப்பாங்க நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒர்க் ஆகும் பட் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் ஸ்லோவாகும் போது பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடேயில் பெரிய மூவ்மெண்ட் இருக்காது வாலட்டேல் இருக்காது மார்க்கெட் ஓப்பன் ஆகிற அந்த ஒன்று ரெண்டு நிமிஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் மூவ்மெண்ட்டே இல்லாமல் அப்படியே டெட்டான மார்க்கெட் மாதிரி தான் இருக்கும் ஸோ அது மாதிரி தான் மார்க்கெட்ஸ் வந்து நிறைய நாள் இப்போ ஒரு டூ த்ரீ டேஸாக போயிட்டுருக்கு ஆனால் அந்த டூ த்ரீ டேஸ் பேக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏறிட்டே இருந்துச்சு நல்லா வேவேமாக வேறு ரைஸ் ஆச்சு மூவ்மெண்ட் இருந்துச்சு வாலட்டைல் இருந்துச்சு இப்போ ஒரு டூ த்ரீ டேஸாக ரொம்ப ஹை இருக்கனால நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ரொம்ப ஒரு ஸ்லோவான மூவ்மெண்ட்டில் போய்கிட்டு இருக்கு பட் நாம் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத அன்னன்னைக்கு வீடியோஸ்லேயே வந்து ஷோ பண்ணுறோம் ஸோ அது பார்க்குற மூலியமாகவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்மளுடைய சார்ட்டில் எப்படி கால்ஸ் வருது வர கால்ஸ் எப்படி மூவ்மெண்ட் தருதுன்ட்டு இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கிடச்சிருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் டவுன் வந்து இறங்குது பட் இப்போ நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டூ ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு இப்போ தான் ஏதோ செல்லிங் ரேஞ்சுக்கே நமக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்திருக்கு thirty six thousand eighty range வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டவுன் சைடில் இறங்கிட்டு கீழே வந்து ரீச் அவுட் வந்து நடந்துகிட்ருக்கு மீன்வேல் இது பார்த்திங்கன்னா bank Nifty weekly option thirty five thousand five hundred call option so அதே ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிக்ஸ் நைன்ட்டியில் செல் கால் வந்து வந்திருக்கு ஸோ இது கால் ஆப்ஷன்றனால நம்ம வந்து அப்படியே ஃப்யூச்சரில் காட்டுற மாதிரியே கால் ஆப்ஷனை காட்டுறோம் ஸோ அதனால் உங்களுக்கு செல் கால் காட்டுறோம் பட் நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் எடுத்து பை பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டியில் நமக்கு செல்லுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த செல்லிங் ரேஞ்ச் இல்லை அதுக்கு மேலே ஒரு பத்து பாயிண்ட் ஏறி இருக்குது அந்த மாதிரி தான் ட்ரேடிங் வந்து போச்சு ஆப்ஷனில் அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் தேர்ட்டி ஃபைவ்க்கு நல்ல டவுனில் இறங்கினதில் சிக்ஸ் டுவெண்ட்டி அதுக்கடுத்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் தான் கண்டினியூ ஆச்சுல ஸோ அதில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் இறங்கியிருக்கு ஸோ இப்படி தான் நமக்கு சிக்ஸ் நைன்ட்டி ரேஞ்சில் வந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் இறங்கியிருக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஆப்ஷனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மணி ஆப்ஷன் தான் ரெஃபர் பண்ணுறோம் ஸோ இந்த மணி ஆப்ஷன்கேல நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் அப்படியே வந்து ஃபியூச்சர் அளவுக்கு இருக்கும் மூவ்மெண்ட் வந்து ஃபியூச்சரில் என்ன மூவ்மெண்ட் நடக்குதோ அதை அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் வந்து இந்த மணி ஆப்ஷனில் வந்து இருக்கும் ஸோ அதுக்காண்டி தான் இந்த மணி ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுறோம் இல்லை நீங்கள் அவுட் ஆஃப் த மணி அதெல்லாம் ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னா அதில் வந்து நமக்கு மூவ்மெண்ட் வந்து குறையும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஃப்யூச்சரில் ஹண்ட்ரட் பாயிண்ட் கிடைக்குதுன்னா இதிலே நமக்கு வந்து எயிட்டி நைன்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணி ஆப்ஷனில் கிடச்சிரும் அதே இப்போ நீங்கள் அவுட் ஆஃப் த மணி போகிறீங்க அப்படின்னா நமக்கு அட் த மணி போனாலே வந்து எழுபது பாயிண்ட் அறுபது பாயிண்ட்டாக குறைஞ்சிரும் செவன்ட்டி சிக்ஸ்டி பாயிண்ட்டாக குறைஞ்சிரும் அவுட் ஆஃப் த மணி போனால் ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபார்ட்டி பாயிண்ட் அந்த மாதிரி தான் நமக்கு வந்து நூறு பாயிண்ட்டுக்கு வந்து ஃப்யூச்சர் மூமெண்ட்டுக்கு எக்ஸ்பெக்ட் வந்து பண்ண முடியும் ஸோ ஆப்ஷனில் இந்த ஒரு இது இருக்குது ஸோ நீங்கள் டேரெக்ட் ஆப்ஷன் அப்ளை பண்ணணும்னா நாங்கள் எப்பயுமே ரெஃபர் பண்ணுறது இந்த மணி ஆப்ஷன் தான் வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணுறோம் ஏன்னா அதுதான் கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து ஃபியூச்சர் பயன்படுத்துகிற அளவுக்கு இருக்குது அப்படின்றதுக்காண்டி உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்யூ